guys, welcome எஸ் KSM Creative சேனல்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெடி டேபிள் ஆர்கானைசிங் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வேறு என்ன மாதிரி வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்